தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருபுவனத்தில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இஸ்லாமிய மதமாற்றத்தை எதிர்த்த பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகர் ராமலிங்கம் படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்கு திருவிடைமருதூர் போலீசாரால் முதலில் விசாரிக்கப்பட்டது பின்னர் இந்த வழக்கு தேசிய புலனாய்வு முகமை போலீஸ் விசாரணைக்கு மாற்றப்பட்டது இதுவரை பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டுவிட்டனர் இந்த கொலை வழக்கில் போலீஸ் கையில் சிக்காமல் தலைமறைவாக உள்ள முகமது ஜின்னா அப்துல் மஜித் புர்ஹானுதீன் ஷாகுல் ஹமீது நபீல் ஹாசன் ஆகிய ஐந்து பேரை தேடப்படும் குற்றவாளிகளாக என சிறப்பு கோர்ட்டு அறிவித்துள்ளது இவர்கள் ஐந்து பேர் பற்றி துப்பு கொடுத்தால் தலா ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கப்படும் என்று என்ஐஏ போலீசார் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர் ஐந்து பேரின் புகைப்படங்களுடன் ஏராளமான துண்டு பிரசுரங்களை பொதுமக்கள் பார்க்கும் வகையில் தமிழகம் முழுவதும் முக்கிய இடங்களில் ஒட்டியுள்ளனர் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் இந்த அறிவிப்பு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது இந்த ஐந்து பேர் பற்றி தகவல் தெரிந்தவர்கள் சென்னை கீழ்ப்பாக்கம் வில்லர் சாலையில் செயல்படும் என போலீசாருக்கு ஒன்பது ஒன்பது ஆறு இரண்டு மூன்று ஆறு ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு என்ற செல்போன் எண்ணுக்கும் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஆறு ஆறு ஒன்று ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி எண்ணுக்கும் தகவல் தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது